இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் சராசரி மனிதனுக்கு அவனோட நடுத்தர வயது அப்படின்றது மிக முக்கியமான காலகட்டம் அதுவும் அந்த நடுத்தர வயதில் மூன்றாடுகள் அப்படின்றது மிகப்பெரிய காலவெளி இந்த காலவெளி அவனோட வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை வெற்றிகள் பெறும்போது அவனோட வாழ்க்கை நகர்ந்து போயிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் தோல்விகளை சந்திக்கும் போது அதை எதிர்கொள்ள முடியாமல் தோண்ட விட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஊருக்கு ஆயிரம் உதவசம் செய்கிற யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சரியான டிசிஷன் எடுக்க முடியாமல் தயங்குவோம் அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே தேடி போகிறது நமக்குன்னு ஒரு நம்பிக்கையான நண்பரையோ இல்லை நமக்கு நம்பிக்கையோ உரியவங்களையோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ரமேஷ் தன்னோட நெருங்கிய நண்பர் சித்தார்த்தை சந்திக்க போறோம் சந்திக்க போன இடத்துல சித்தார்த் தன் அழகான குடில் ஒரு பண்ணையை சொந்தமாக வாங்கிட்டு அதில் ஒரு அழகான குடில் போட்டு அந்த இடத்துல தங்கியிருக்கான் ரமேஷை பார்த்தோன்னே சித்தார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் எட்டு வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க சிறிது நேரத்தில் சித்தார்த் புரிஞ்சுக்கிறான் ரமேஷ்க்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரமேஷ்கிட்ட கேட்குறான் என்ன பிரச்சனை ரமேஷ் ஏன் இப்படி கண்களில் கருவலையும் உடல் மெலிஞ்சிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனடியாக ரமேஷ்னால அதுக்கு விஷயத்த சொல்ல முடியல ரியாக்ட் பண்ண முடியல தனக்குள்ளே யோசிக்கிறான் இதை சொன்னால் சித்தார்த்த ஏதாவது தப்பாக நினைப்பானா நம்ம தோத்துட்டோம்னு நினைப்பானா அப்படின்னு சொல்லி அப்புறமா யோசிக்கும் போது ஏன்னா ரெண்டு பேருமே பாலிய நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆனால் ரெண்டு பேரோட மனநிலையும் வேற வேற சித்தார்த்துக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியான இடத்துல அமைதியாக வாழணும் அதனால ஒரு பண்ணை வீட பண்ணை நிலத்தை அழகாக வாங்கி அதில் ஒரு சின்ன குடில் போட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் இருக்கான் ஆனால் ரமேஷ் அப்படியே ஆப்போசிட் வேகமாக எங்கிட்ட உலகத்தில் தானும் சொந்தமாக தொழில் பண்ணி பெரிய ஆகணும் அப்படின்றது தான் ரமேஷோட ஆசை அதுக்காக படிக்கிற காலத்துல இருந்தே ரிசர்ச் பண்றான் ரிசர்ச் பண்ணி எதிர்காலத்தில் மக்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவன் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண எல்லாமே வந்துட்டு விற்பனை ஆகலை முதல் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணதே மூன்றாம் ஆண்டு தான் விற்பனை விட்டு தீர்ந்துருக்கு இந்த நேரத்தில் ரமேஷை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு லட்சியம் அப்படின்றதெல்லாம் சும்மா இலக்கு அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு இதை தூக்கி போட்டுட்டு அடுத்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது உடனடியாக ரமேஷ்க்கு சித்தார்த் ஞாபகம் வருது ஏன்னா கல்லூரி காலங்களில் சொந்தமாக தொழில் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே தனக்கு சப்போர்ட்டிவாகவும் பாசிட்டிவ் விஷயங்களை சொன்னது சித்தார்த் மட்டும்தான் அதனால் சித்தார்த் மட்டும் இந்த தொழில் வேண்டாம்னு சொல்லட்டும் நாம் இந்த தொழிலை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி ரமேஷ் சித்தார்த்தை மீட் பண்ண போகிறான் மீட் பண்ண போகிற இடத்துல சித்தார்த் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் எல்லா விஷயத்தையும் கேட்ட சித்தார்த் மௌனமாக ஒரு நிமிஷம் நம்ம இந்த தோட்டத்தை அழகாக பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம இதை தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரமேஷை கூட்டிகிட்டு அவனோட தோட்டத்துக்கு போகிறான் அந்த பனை நிலத்துக்கு போகிறான் அங்கே அழகான பூக்கள் காய்கள் கனிதரும் மரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கடைசியாக இவங்க போய் நின்ன இடம் ஒரு மூங்கில் தோட்டம் அந்த மூங்கில் தோட்டத்தை பார்த்துட்டு சித்தார்த் சொல்கிறான் ரமேஷ் இந்த மூங்கில் வந்துட்டு வளர எத்தனை நாட்கள் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சரியாக தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு சித்தார்த் சொல்கிறான் இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மரங்களையும் விட முதல்ல நான் நட்டது இந்த மூங்கில தான் கிட்டத்தட்ட இது எட்டு வருஷமான பண்ணை இதில் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த ப மூங்கில் தான் முத முத நட்டேன் ஆனால் இந்த மூங்கில் வளரலையேன்னு நான் வருத்தப்பட்டது இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது துளிர் விட ஆரம்பிச்சு ஆனால் எனக்கு தெரியும் இந்த மூங்கில் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் துளிர் விடும் அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் சொன்னால் நம்பியா ஒரே மாதத்தில் இதெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி ரமேஷ்கிட்ட கேட்கும்போது ரமேஷ் அதை ஆச்சரியமாக பார்க்குறான் அதுக்கு சித்தார்த் சொல்கிறான் நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த மரம் மூங்கில் மரம் வளரும் அப்படின்னும் ஆனால் இதுக்கான இடைவெளியும் அதுக்கான பொறுமையும் எனக்கு தேவை அப்படின்றதுனால எட்டு வருஷம் ஐந்து வருடம் காத்திருந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்கிறான் என்னென்னா வாரன் பஃபட் தன்னோட இருபத்தைந்தாவது வயதில் உலகம் முழுக்க தெரியும் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அவரோட இருபத்தைந்தாவது வயதில் தன்னோட முதலீடை முதல் முதல் ஆரம்பித்தார் ஆனால் அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனதும் அவரோட முதலீடு அதிக வாய்ப்புகள் லாபங்களை ஈட்டினதும் அவரோட ஐம்பதாவது வயதில் தான் ஸோ எந்த ஒரு வெற்றிக்குமே வந்துட்டு கடின உழைப்பு மட்டும் முக்கியம் இல்லை கால இடைவெளியும் மிகப்பெரிய பொறுமையும் ரொம்ப முக்கியம் ரமேஷ் இதனால நீ கொஞ்சம் காத்துரு நீ நம்புறல உன்னோட ப்ராடக்ட் வந்து இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்னு சொல்லி கேட்குறான் கேட்ட உடனே ரமேஷ் யோசிக்கிறான் யோசிச்சதுக்கப்புறம் உடனே இங்கேருந்து சித்தார்த் உள்ளே போயிட்டு ஒரு காஃபியை போட்டு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுத்ததுக்கப்புறம் சித்தார்த் சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு விதையை நட்டிருக்கேன் இந்த விதை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எப்படியும் கனிகளை தர ஈர ஆரம்பிச்சிடும் அப்போது வெற்றியோட ஒன்று திரும்பி வரும்போது நான் உனக்கு இந்த கணிகளை பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நீ வெற்றி பெறுவியா அப்படின்னு சொல்லி ரமேஷை கேட்கும்போது ரமேஷ் அந்த எது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டு நேர்மறையான எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே வந்திருக்கு உடனே நிச்சயமா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்கேருந்து கிளம்ப முற்படுறான் கண்டிப்பாக ஒரு நாள் ரமேஷ் வாழ்வில் வெற்றி பெறுவான் இந்த மாதிரி தான் நம்மளோட கடின உடைப்புகள் மட்டுமே வந்துட்டு நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல அந்த காத்திருப்பும் பொறுமையான காத்திருப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு எண்ணங்களும் ஈடேற ஒரு கால இடைவெளி வேணும் அந்த கால இடைவெளியில் நம்ம காத்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி